வணக்கம் நண்பா இது உங்கள் ஆர்ட்ஸ் ஆஃப் ஹரி சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அப்படி என்ன பார்க்க போகிறோம்னா இதுவும் ஒரு பெயிண்டிங் தான் அந்த பெயிண்டிங்ஸு இப்போதைக்கு ஃபஸ்ட்டு கோட்டிங் பண்ணி வச்சுருக்கேன் சிவகார்த்திகேயனை ஃபர்ஸ்ட் கோட்னா சும்மா அந்தந்த கலர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இனிமேல் இது நெக்ஸ்ட் கோட் எப்படி பண்ணுறோம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் நினைக்கிறேன் பாருங்க இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க